லேடக் மற்றும் பிப்டெக் ஐ பயன்படுத்தி குறிப்புதவிகளை உருவாக்கும் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த ref.bib ஃபைல் போன்ற குறிப்புதவிகளின் தரவுத்தளம் ஒன்றை முதலில் உருவாக்க வேண்டும் இந்த ஃபைலின் ன் கீழே போகலாம் மீண்டும் மேலே போகலாம் இந்த குறிப்புதவிகள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விசை சொல்லுடன் துவங்கும் உதாரணமாக இந்த குறிப்புதவிக்கு விசை சொல் கேஎம்எம்07 லேடக் ஃபைலில் அதை திறக்கிறேன் நாம் ஒரு குறிப்புதவியை பயன்படுத்த வேண்டிய இடங்களில் சைட் கீவர்ட் என்ற கட்டளையை தர வேண்டும் உதாரணமாக சைட் கீவர்ட் சைட் கீவர்ட் இதை பாருங்கள் சைட் கேஎம்எம்07 refபிப் இல் நாம் பார்க்கும் முதல் குறிப்புதவி அடுத்து குறிப்புதவிகளை கொண்டுள்ள பைலின் பெயரை மூல பைலில் சேர்க்க வேண்டும் இங்கே அதை இந்த ஆவணத்தின் கடைசியில் சேர்த்திருக்கிறேன் பிப்ளியோகிராபி ரெஃப் குறிப்புதவிகள் ref.bib ஃபைலில் உள்ளன என்பதை நினைவில் கொள்க கடைசியாக எந்த உசாத்துணை பாங்கு பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட வேண்டும் இந்த மூல ஃபைலின் உச்சியில் அது சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கட்டளை bibliography style plain plain style என்று இங்கே பயன்படுத்தினால் பின்வரும் வரிசையான கட்டளைகளை செயலாக்க வேண்டும் அப்போதுதான் குறிப்புதவிகள் பிளைன் ஸ்டைலில் வரவியலும் முதலில் தொகுக்கலாம் பிடிஎஃப் லேடக் ரெஃபரன்ஸ் கொண்டு மூல ஃபைலை தொகுக்கலாம் இப்போது செயலாக்க வேண்டிய கட்டளை பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் மூன்றாவது மூல ஃபைலை தொகுக்கலாம் மேலும் இருமுறை பிடிஎஃப் லேடக் ரெஃபரன்ஸ் ஐ பயன்படுத்தி ஒன்று இரண்டு குறிப்புதவிகள் இப்போது உருவாகிவிட்டன போய் அவற்றை பார்க்கலாம் இரண்டாம் பக்கம் உரை இதோ குறிப்புதவிகளின் பட்டியல் இதோ நாம் கீழே போகலாம் பிளெயின் ஸ்டைல் என்பது குறிப்புதவிகளை அகர வரிசையில் எண்களுடன் அடுக்குகிறது இதே எண்கள்தான் பிரதான உரையில் பயன்படுத்தப்படுகின்றன referencing style u n s r ட் என்பது பிளெயின் ஸ்டைல் போலவே ஆனால் ஒரே வித்தியாசம் இருக்கிறது இங்கே u n s r ட் என்று இடுவோம் குறிப்புதவிகள் முதலில் எவை வந்தனவோ அவை முதலில் இங்கும் வருகின்றன plain ஐ UNSRT என மாற்றலாம் முன் செய்தது போலவே பின்னர் லேட்டெக்ஸிங் அண்ட் பிப்டெக்ஸிங் ஐ செய்யலாம் அதாவது முதலில் பிடிஎஃப் லேடக் ஐ பயன்படுத்தி மூல ஃபைலை லேடக் செய்து பின் மூல ஃபைலை பிப்டெக்ஸ் செய்யலாம் பின் மூல ஃபைலை முறை லேடக் செய்யலாம் ஒன்று இரண்டு இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் உரையில் மேற்கோள் காட்டிய வரிசைப்படி குறிப்புதவிகள் உருவாகி இருப்பதை பார்க்கலாம் உதாரணமாக இந்த முதல் குறிப்புதவி இங்கு முதலில் மேற்கோள் காட்டப்பட்டது குறிப்புதவி 2 2 என்று மேற்கோள் காட்டப்பட்டது ஏனெனில் இது இங்கே மேற்கோள் காட்டப்பட்டது அது இந்த பட்டியலில் இரண்டாவதாக காட்டப்படுகிறது இந்த பட்டியலின் கீழே போகலாம் சரி திரும்புவோம் இந்த குறிப்புதவிகளை கணினி விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் பாங்கில் காட்ட ஸ்டைலை அல்பா என மாற்றவும் இதை அல்பா என மாற்றலாம் சேமித்து லேட்டெக்ஸிங் அண்ட் பிப்டெக்ஸிங் ஐ மீண்டும் செய்யலாம் அதாவது பிடிஎஃப் லேட்டக் மூல file BibTeX reference PDF LaTeX reference ஒரு முறை இரு முறை அதை பாருங்கள் இப்போது இந்த பாங்கு கிடைத்துவிட்டது இதன் கீழே போய் பார்க்கலாம் சரி குறிப்புதவியாக்கத்தில் இன்னும் பல பாங்குகள் உள்ளன நான் இரண்டு பைல்களை தரவிறக்கி இருக்கிறேன் harvardஸ்டை மற்றும் ifacபிஎஸ்டி பின்வரும் மாற்றங்களை செய்ய வேண்டும் முதலில் ஹார்வர்டை ஐ பேக்கேஜஸ் கட்டளையில் சேர்க்க வேண்டும் இப்போது செய்வது போல பின் ஸ்டைல் ஐ ifrac என மாற்ற வேண்டும் ஃபைலை ஐ சேமித்து லேட்டெக்ஸிங் அண்ட் பிப்டெக்ஸிங் ஐ மீண்டும் செய்யலாம் லேடக் பிப்டெக்ஸ் லேடக் ஒருமுறை லேடெக் இரண்டாம் முறை குறிப்புதவி பட்டியல் இந்த பிடிஎஃப் ஃபைலாக கிடைக்கிறது ஒருமுறை கீழே போகலாம் இது அகர வரிசையில் இருக்கிறது ஆனால் plain ஸ்டைல் போல வரிசை எண்கள் இல்லை குறிப்புதவி செய்யப்படுவது இப்படி ஆசிரியர் பெயர் வருடம் ஆசிரியர் பெயர் வருடம் இந்த பாங்கில் cite as noun என்ற ஒரு சிறப்பு கட்டளை உள்ளது இது மேற்கோள் காட்டிய ஆசிரியரின் பெயரை அடைப்புகளில் இல்லாமல் உரையிலேயே இடுகிறது கவனிக்க இங்கு மேற்கோள் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லா குறிப்புதவிகளும் அடைப்புகளில் மட்டும் இருப்பதை பார்க்கலாம் உதாரணமாக இரண்டாம் பேராவை பாருங்கள் The textbook by site KMM07 The textbook by இது முழுதும் அடைப்புக்களுக்குள் வருகிறது ஒருவேளை நான் இதை site as noun என்று மாற்றினால் சேமித்து இதை தொகுக்கலாம் இதனால் இப்போது இந்த மௌத்கல்யா அடைப்பில் இருந்து வெளியே உரையில் வந்துவிட்டது இதே போல வேறு குறிப்புதவி பாங்கு தேவையானால் வலையில் தேடி பார்க்கவும் தேவையான ஸ்டை மற்றும் பிஎஸ்டி பைல்களை யாரேனும் எழுதியிருப்பார்கள் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது நன்றி